நியூஸ் செவன் தமிழ் பொறுப்பும் பொது நலமும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கருத்தரங்கு நடத்தி வருகிறார் நெல்லையை சேர்ந்த மாணவி விஷாலினி பதினான்கு வயதில் ஐந்து உலக சாதனை படைத்து மேற்படிப்பு படிக்க காத்திருக்கும் பள்ளி மாணவி பற்றி தற்போது பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் கல்யாண குமாரசாமி ராகமாளிகா தம்பதியின் ஒரே மகள் விஷாலினி சிறு வயது முதலே படிப்பில் ஆர்வம் கொண்ட இவர் மூன்று வயதிலேயே கணினி அறிவியல் துறையில் பயில விரும்பிய மாணவி பள்ளி படிப்பில் மற்ற மாணவர்களுக்கு முன்னதாகவே படித்து ஆசிரியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் கம்ப்யூட்டர் ஜாம்பவான் பில்கேட்ஸின் ஐக்யூ லெவல் நூற்றி அறுபது ஆனால் விஷாலினியின் ஐக்யூ இருநூத்தி இருபத்தி ஐந்து நுண்ணறிவு திறன் உலகிலேயே நுண்ணறிவு திறன் இவருக்கு மிக அதிகம் என்பதை அவருடைய பெற்றோர் அறிந்தனர் விசாலினி என்னுடைய பொண்ணுன்னு சொல்கிறத விட விசாலினியோடைய அம்மா நான் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் பேரும் பெருமையும் இந்த சின்ன வயசுலேயே வந்து அவள் எங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறா அவள் பிறந்த புதுசில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இவ்வளோ மாதிரி எந்த குழந்தைக்குமே வந்து ப்ராப்ளம் இருக்காது அவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் சைல்டாக இருந்த பை பர்த்லேருந்து அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் வெளியே வந்தால் வந்ததுக்கப்புறமும் முப்பது நாள் தாண்டாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸால் சொல்லப்பட்ட ஒரு குழந்தை நிறைய பிரச்சனைகள் கடைசியில் அவளுக்கு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஐக்கியூ இருக்கிறது அப்படின்றத வந்து அவருடைய மூணு வயசில் அவருடைய டாக்டர் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தன் நான்கு வயதில் கம்ப்யூட்டர் துறையில் பயணிக்க தொடங்கிய மாணவி பனிரெண்டு வயதில் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்து பயிலக்கூடிய மைக்ரோசாஃப்ட் தேர்வில் வெற்றி பெற்று உலக சாதனை படைத்தார் தொடர்ந்து பல்வேறு தேர்வுகளை எழுதி தற்போது தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஐந்து உலக சாதனைகளை படைத்துள்ளார் Vishalini first world record the highest IQ in the world IQ level two twenty five இருநூற்றி இருபத்தி அஞ்சு என்னோட second world record the youngest CCNA in the world third the youngest EXIN cloud computing in the world fourth வந்து the youngest IELTS in the world fifth வந்து த யங்கஸ்ட் சிசிஎஸ்ஏ இன் தி வேர்ல்ட் இப்படி சாதனைகள் பல படைத்து வரும் மாணவி தனது பதிமூணாவது வயதில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கணினி கருத்தரங்குகளில் ஏழு முறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தியுள்ளார் இது மட்டுமன்றி இந்தியாவில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கல்லூரி முதல்வர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் அங்கு பயிலும் மாணவர்களுக்கும் வகுப்புகள் எடுத்து அசத்தி வருகிறார் விஷாலினியின் சாதனைகளை கண்ட பல்வேறு வெளிநாடுகளில் உள்ள ஐடி நிறுவனங்கள் பாராட்டு தெரிவித்து பணியில் சேர்வதற்கும் அழைப்பு விடுத்துள்ளன சுடலை குமார் நியூஸ் செவன் தமிழ் திருநெல்வேலி